அப்படி இன்னொரு நியூ இயரும் வந்துருச்சு நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே first of all happy new year twenty twenty டூவில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கணும் அண்ட் அதுக்கு ரொம்பவே முக்கியமான பார்ட் என்னன்னா நம்ம செட் பண்ணுற கோல்ஸ் தான் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூ இயரில் நாம் கோல் செட் பண்ணுறதுக்கான சிம்பிளான ஒரு சில டிப்ஸ் தான் so welcome back to talks Tamil my Ravanthan Kumar so the first tip is to be specific நம்மளோட கோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அண்ட் அதில் கிளாரிட்டி இருக்கணும் சி இப்போ வந்து நம்ம நம்மளோட வெயிட்டை குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காம இந்த வருஷம் நான் ஃபிஃப்டீன் கிலோஸ் குறைக்கணும் ஃபிஃப்டி புஷ்அப்ஸ் வரைக்கும் டெய்லி எடுக்கணும் அண்ட் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையா இருக்கிற ஆப்ஸ்டக்கிள்ஸை டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இதுல உங்களுக்குள்ளே நீங்க கேட்க வேண்டிய questions who does my goal involve what I am trying to accomplish when and why do I want to make this goal happen so tip number two measure your goals goals measure பண்ண முடிஞ்ச கோல்ஸாக செட் பண்ணுங்க பெரிய பெரிய கோல்ஸை சின்ன சின்னதாக மாற்றுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இயர்க்குள்ளே ஒரு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ண நினச்சா ஒவ்வொரு மந்த்தும் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுங்க நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் நீங்கள் வந்து டெய்லி பேசிஸ் கூட பண்ணலாம் அண்ட் மந்த் வீக்லி பேசிஸ் கூட பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய questions how long will it take to reach my goal how do i know when i have reached my goal so tip number 3 give goals a time limit ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப் ஃபர்ஸ்ட் ஒரு கோல்ஸ் சூஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணுங்க அண்ட் அதுக்குள்ள அந்த கோல்ஸை முடிக்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாப்டர் படிக்கணும்னா அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டைம் லிமிட் வச்சா அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண பாருங்க ஸோ இதுல உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டிய questions do I have a deadline for reaching my goal when will I hit this goal number four goals need to be yours இப்போ இன்னொருத்தர் நீங்கள் இந்த கேரியரை சூஸ் பண்ணணும் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு இந்த வேலைக்காக நான் படிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நினைக்கிற கோல்ஸ் உங்களால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது நீங்கள் எப்போ வேணாலும் அதை ட்ராப் பண்ணுவீங்க so choose your own goals and அந்த கோல்ஸை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ஸோ இதில் உங்களுக்குள்ள நீங்கள் கேட்க வேண்டிய questions is this my goal or is it someone else goal for me number five in writing achieve பண்ணக்கூடிய இல்லைனா அச்சீவ் பண்ண நினைக்கிற கோல்ஸ் அண்ட் அதோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி டெய்லி ஏந்திரிக்கும் போது பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருங்க ஸோ அந்த கோல்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாகும் ஸோ இதில் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய questions Do I know the steps to reach my goal? Have I laid out a blueprint for how to get there? So friends இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல நினச்ச points hope you all like this video once again எல்லா வியூவர்ஸ்க்குமே புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்